பரவாயில்ல இருக்கட்டும் இப்பதானே போட்டோம் ஒரு நிமிஷம் கூட இன்னும் முழுசா ஆகல நீங்களும் போங்க நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் பாக்கணும் நான் பாத்துக்கிறேன் emotional damn it மக்கள் எதுக்கு இதை வெறுக்கிறாங்க மோசமா இல்லையே ஐஸ்பர்க் குறி Emotional damn it Alright, so here we are, one of the uh, elephants. 哎呦，哎。